சிம்பு நடித்த வெந்து தணிந்தது காடு திரைப்படம் வருகின்ற பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இத்திரைப்படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியுள்ளார் ஏ ரகுமான் இசையமைத்துள்ளார் சிம்புக்கு ஜோடியாக சித்து இத்னானி நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் தற்போது திருமணத்திற்கு ரெடியாக இருக்கும் முன்னணி கதாநாயகர் சிம்பு தான் பல வருடங்களுக்கு முன்பு சிம்பு நடிகை நயன்தாராவை காதலித்து வந்தார் ஆனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர் அதன் பின்பு சிம்பு ஹன்சிகா மோத்வானியுடன் நெருக்கமாக பழகி வந்தார் ஆனால் அந்த காதலோ சிம்புவுக்கு கை கொடுக்கவில்லை அதனால சிம்பு நடிப்பில் கோட்டையை விட்டு தான் இமயமலைக்கு போகிறதாகவும் சாமியாராக போகிறதாவெல்லாம் சொல்லியிருந்தார் இதனால அவரது சினிமா கேரியரே பாதிப்புக்குள்ளாச்சு சரியாக ஷூட்டிங்க்கு வருவதில்லை என அவர் மீது பல புகார்கள் வந்தன மேலும் சிம்புவின் உடல் எடையும் கூடியதால் அவரை இணையதளத்தில் கேலி செய்து வந்தனர் எனினும் பல நெகட்டிவ்களை எல்லாம் உடைத்து சிம்பு மீண்டும் இளம் சிம்புவாக மாசாக களம் இறங்கினார் அவர் நடிப்பில் வெளிவந்த மாநாடு திரைப்படம் அவர் வாழ்க்கையில் செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்து வச்சது இதனைத் தொடர்ந்து தற்போது பல திரைப்படங்கள் நடித்து வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சிம்புவுக்கு விரைவில் திருமணம் நடைபெற போவதாக சில கிசுகிசுக்கள் எழும்பின எனினும் சிம்பு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை இந்த நிலையில வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் கதாநாயகியாக சித்தி இத்தானி சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார் அப்போது அவரிடம் நிருபர் மூன்று ரோஸ்களை தந்து இதில் ஒன்றை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவருக்கு தர வேண்டும் என்று கூறினார்கள் அப்போது சித்தி சிம்பு தமிழில் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அவருக்கு தான் இந்த ரோஸை கொடுக்குறேன் என்று கூறியிருந்தார் சித்தி இத்தானி இவ்வாறு கூறியது இணையதளத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது சித்தி இத்தானி வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை தொடர்ந்து நூறு கோடி வானவில் என்ற திரைப்படத்தில் ஹரிஷ் கல்யாணோட ஜோடியாக நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ